வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போகிற ஒன்று மிருண ராசிக்கான அக்டோபர் மாதத்துக்கான ராசி பலன்கள் சரிங்களா நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இது பொதுவாக நம்ம ஒரு இந்த ராசி இந்த ராசி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது கிடையாது தசையின் டசா மற்றும் புத்தியின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லும் போதே நம்ம சொல்லக்கூடிய பழங்கள் ஐம்பது சதவீதம் தான் பொருண்டி வரும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒரு கோடி லட்ச ஜாதகங்கள்லாம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமானது எல்லாருக்குமே பொதுவாக சொன்னால் நடக்காது உங்களுக்கு ஓரளவு இந்த மாதத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் பொருண்டும் வகையில் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா மிருனராசி மிருனராசினா எப்பயுமே வந்துட்டு ஒரு புத்தி சாதுரியமாக சாதுரியம் உள்ளவர்கள் ஒரு விஷயம் முன்னாடி நீங்கள் நடக்க போகுது பின்னாடி நடக்க போனால் அதுக்கு முன்னாடி நிறையா அனலிசிஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் இறங்குவீங்க இறங்கலாமா வேணாமா நம்ம லாஸ் ஆக போகிறோன்னு தெரிஞ்சாலுமே இவ்வளோ லாஸ் ஆகிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு முன்னாடி அந்த அறிவோடு இருப்பவர்கள் சரிங்களா எதுலேயுமே வந்து அறிவை வைத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கூட வெளியில் வந்துடுவீங்க அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒரு ராகு தசை ராகு புத்தி யாருக்கெல்லாம் நடக்கிறோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் இல்லை வெளிநாட்டு கன்சல்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலையே இது சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபமாக இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங் என்ன தூக்கம் ஒரு நைட் டியூட்டி நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் சில பேர்களாக இருக்கும் தூக்கம் முழித்து பல விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட்டு அதிகமாக வேலைப்பழுவு இருக்கும் சிறு செலவுகள் மருத்துவ செலவு தொடர்ந்து இருக்கும் ரொம்ப இக்கட் ரொம்ப இக்கட்டான மருத்துவ செலவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்தால் தான் அப்படி நடக்கும் மற்றபடி ஒன்றுமே கிடையாது சரிங்களா மொத்தத்தில் இந்த ராகு டசு ராகுபடி நடந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் இல்லை கோயிலுக்கு போகிறது இன்னுமே நல்லபடியாக இருக்கும் அடுத்தது யாருக்கெல்லாம் சுக்கர டசை யார் சுக்கர புக்தி நடக்கிறோ அவங்க வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை வந்துட்டு இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு நண்பர்களோட கூட்டு முயற்சியோட செய்கிற ஐடியாலாம் அவங்க இருப்பாங்க அது இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு லாபகரமாகவும் இருக்கும் சரிங்களா அது ஒரு ஐடியா இருந்துகிட்டு இருக்கும் அது இப்போ தான் செஞ்சுருப்பாங்க இந்த மாதத்தில் தான் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது சுக்கர சுக்கர பக்தி நடப்பவர்கள் அதுவும் இல்லாமல் தாய் வழி உறவினர்கள் மூலமாகவோ இல்லை தாய் வழி மூலமாகவோ ஒரு சொத்து ஒரு வீடு எனக்கு விற்கணும் இல்லை வீடு சம்மந்தப்பட்ட ஒரு வாகனம் அதெல்லாம் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸு வாகனம் எல்லாமே இவ்வளோ நாள் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து விரயம் பண்ணுறதுக்கு அதன் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது சூரிய தசை சூரிய புத்தி சரிங்களாங்க யாதெல்லாமே சில பேர்லாம் வந்து காதலில் ஈடுபட்டிருப்பீங்க அவர்களுக்கு இது வந்து சாதகமான காலகட்டமாக இருக்காது ஒரு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதுதான் வாய்ப்பு இருக்குது மிரண வந்து இதில் இந்த இந்த விஷயத்தில் இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக சூரிய தசை சூரிய புத்தி அதுவும் இல்லாமல் புதன் தசை புரன் புத்தி யாருக்கெல்லாம் நடக்கிறோம் அவங்களுமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் அது உடனே பிரேக்கப் ஆகுமா ஆவாதான்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகம் தான் ஆனால் சிறு பிரச்சனைகள் ஒரு மன சங்கடம் அப்படி இருப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பூர்வீகத்தில் அரசாங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது யாரெல்லாம் வேலை முக்கியமாக செவ்வாய் செவ்வா புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ மீனராசிக்காரர்களுக்கு இலக்கணக்காரர்களுக்கு வேலையில் சிறு பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கலாம் குருடசை குரு புக்தி நடப்பவர்களுக்கும் அதே மாதிரி தான் இவ்வளோ நாள் உங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் தள்ளி யாரெல்லாம் திருமண வயது வந்து தள்ளி போயிட்டுருக்காருன்னா இந்த மாதம் குறைவு குறைஞ்ச நவம்பர் மாதம் மாதம் ஆகணும் குரு தசை குரு பக்தி நடக்குதோ ஏன்னா ஏழாம் இடத்துலேருந்து ஒரு பாரகஸ்தானத்தை ஒரு கெட்ட நிகழ்வுலாம் குரு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு குரு எட்டில் மறைஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதத்துக்கு குரு தசை குரு புத்தி செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி மிருன ராசி லக்கணங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் சனி தசை சனி புத்தி ராசிக்கு எட்டில் மறைஞ்சிருந்தாலுமே ஓரளவு நீங்கள் வந்துட்டு ஒரு வேலையை விட்டுட்டு போயிடலாம் வேறு ஒரு விஷயம் செய்யலாம் என்ன ஒரே இழுப்பறியாகவே இருக்குது சனி தசை சனி புத்தி நடப்பவர்கள் அப்படி இருந்தாலுமே பணம் ஏதோ ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னங்க கம்மியாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு பெரிய உதவியெலாம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்குற இடத்துல உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் கிடைச்சா அப்படி அப்படி மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கும் ஆனால் பணம் கிடைக்கிது அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த இந்த காலகட்டங்கள் போயிட்டுருக்கும் சரிங்களா அடுத்தது கேருடசை கேர ஒரு கேருடசை கேர்பதிங்கிறலாம் மட்டும் ஒரு கடன்கிறத மட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகரிக்கும் முக்கியமாக யாரெல்லாம் கேரடுதா நீங்கள் இந்த இடத்துல லோன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் தாராளமாக சேங்ஷன் ஆகும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஒரு விவர ஒரு அழுப்பாக இருக்கும் சலிப்போடு இருப்பீங்க ஒரு ஆர்வமோடு இருக்க மாட்டீங்க சரிங்களா அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்கள் சுய ஜாதகம் தான் வந்து உங்களோட முழுமையான பலன்களை முடிவு பண்ணும் இது ஓரளவு பலன்கள் தான் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்